இன்னைக்கு ஏதோ ஒரு கொஸ்டினோட வந்திருப்பீங்க தெரியும் அப்படிதானே என்ன என்ன கொஸ்டின் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அந்த அரண்மனைக்கு போனாங்க அந்த அந்த ராஜாவை பற்றி நாங்கள் அந்த ராஜா யாரும் இல்லை இருக்கும் சரி குட் கொஸ்டின் அந்த அரண்மனைக்கு அப்போது மத்தியும் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அப்போவும் இந்த சாஸ்திரிகள் எங்கே போனாங்க தங்களோட அறிவின்படி அந்த எருசலேமில் இருக்க அரண்மனைக்கு போயிட்டாங்க இப்போ அரண்மனையில் யார் ராஜாவாக இருந்தது ஏரோது ராஜா இருந்தார் ஏரோதுன்றது சரியா அப்போ இந்த ஏரோது ராஜா வந்து அந்த இடத்துல இருந்த பொழுது இந்த சாஸ்திரிகள் போய் கேட்குறாங்க யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே எங்கே நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த செய்தி கேட்ட உடனே இந்த ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா ரியாக்ஷனு அவங்க கலக்கம் உண்டாயிடுச்சான் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எர்சிலிம் நகரத்தை அனைவரும் கலங்கினார்கள் ஏன் கலங்கினாங்க இதை அவர் அவங்க தவறாக நினச்சிட்டாங்க நினச்சான உடனே தனக்கு போட்டியாக யாரோ வராங்க தன்னை கம்ப்ளீட் பண்ண தன்னை தன்னை வீழ்த்தத்துக்கு யாரோ வராங்கன்னு நினச்சாங்க அதனால தான் ஏரோது ராஜா மட்டும் இல்லை ஏரோது ராஜாவோடு கூட இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் சிமியோன் அண்ணா அவங்களாம் கூட எரிசிலமில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்க கலந்துருந்தாங்க கலங்கல சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இவங்க ராஜாவை பின்பற்றதுனால ராஜா கலங்கினதுனால ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க கலங்கிட்டாங்க ஏன் கலங்கிட்டாங்க இவங்க தப்பான எண்ணத்தை தவறான எண்ணம் கொண்டுட்டாங்க அதனால இவங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சு இயேசு ரட்சகராக நற்செய்தி கொண்டு வரப்பட்ட இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவத்தை சுமக்கிறதான ஒரு ரட்சகராக போக்குகிற பலியாக அவர் வந்தார் என்ற ஒரு நற்செய்தியை மறந்துட்டு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு என்று சாஸ்திரிக்கு சொல்லணும் பயந்துட்டான் எனக்கு போட்டி யாரும் வந்துட்டான்னு சொல்லிட்டு கலக்கம் என்ன பண்ணான்னு தெரியுமா இதை கேள்விப்பட்டு சாஸ்திரிகிட்ட சொல்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு திருப்பி வந்து எனக்கு சொல்லுங்கள் நானும் ஆராதிக்கணும் நானும் அவர் பணிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ரகசியமாக பொய்யா சொல்கிறான் இன்னைக்கு கூட நிறைய மக்கள் இப்படி தான் இருக்காங்க இல்லை ஏன் அவங்களுக்குள்ள கலக்கம் இருக்கு ஏன் அவங்க வந்து ஆராதனை வெறுக்கிறாங்க ஏன் அவங்க ஆராதனை கண்டு பயப்படுறாங்கன்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து தவறான பிசாசு எண்ணங்களினால இப்படி என்ன என்ன இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாது அதை அப்போ இந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தில் சொன்னால் நீ போவாத ஈரோதுக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க வேற வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் இந்த ஈரோது ராஜா அப்படியே கேள்விப்பட்டோன்னே ஏரோதராஜ் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தேசத்தில் இருக்க சாஸ்திரிகள் எல்லாரையும் பெருகிற பூஜாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்களே இந்த நட்சத்திரம் வந்திருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் வேதத்தில் எழுதியிருக்கு வெற்றியடி என்ன உன்னை ஆளுகிறவர் பிறப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கணும் இதை கேட்டோன்னே இன்னும் பயம் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்படுத்துறது ஏன் வெத்தில கேமில் ஏசு பிறந்திருக்கிறார் அப்போ அவங்களுக்கு யார் ஏசுன்னு தெரியாது ஏன்னா அவன் காட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை சொல்லி கொடுக்குறது யாருன்னு அதனால் என்ன பண்ணுறான் முழுமையாக இந்த ஆனால் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் நிறைவேறதில் இருக்குது ஏன்னா இறைமையை முன்னாடியே எழுதியிருக்காரு ட்ராமாவில் தாய்மார்கள் அழுகை குரல் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாரு உடனே அங்கே வந்து யோசிப்புக்கு சொல்லப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க எகிப்துக்கு போகிறாங்க பிள்ளையை கூட்டிகிட்டு எகிப்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்போ ஏசப்பா அந்த அந்த அந்த பேர் ஆபத்துலேருந்து பேர் அழிவுலேருந்து தேவி பாதுகாக்கிறது ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டமில் யாராலும் முடிக்க முடியாது அப்போ ஏரோதராஜா எவ்வளோ ஒரு சதி பண்ணாலும் எவ்வளோ எதிர்ப்பாக இருந்தாலும் தேவனோட திட்டத்தை அவனால் மாற்ற முடியாது அது போல தான் எனக்கு அன்பானவர்களே வாலிப தம்பி தங்கச்சிகளே குட்டி செல்வங்களே நமக்கு கலக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் ஏன்னா பயம் விசாசம் எடுத்து சாத்தான் வந்து வருகிறது கலக்கம் சாத்தான் வந்து வருகிறது தவறான யோசனைகளினால தவறான எண்ணங்களினால இந்த கலக்கம் உண்டாகிறது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த ஏரோது தவறாக நினச்சிட்டான் சத்தியத்துக்கு மாறாக அவன் வேற ஒரு காரியத்தை நினச்சதுனால அவனும் அவனை நம்பின ஜனங்களும் கலக்க மாட்டாங்க ஆனால் அவனுடைய எந்த திட்டமும் ஆண்டவர் அதாவது இயேசு கிறிஸ்துவ பிறப்பையோ அவர் அழிக்க நினச்ச எந்த காரியமும் செயல்படாமல் போய்விட்டது அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் வச்சிருக்க திட்டத்தை நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்கன்னா கண்டிப்பாக பிசாசாலாலேயோ வேற யாராலையும் அது தடுத்து நிறுத்த முடியாது அண்ட் God bless you.